வணக்கம் இப்போ நாம் இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ஒரு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆகுது ஆல்ரெடி செல் கால் வந்து நல்லா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணியிருக்கு buy at five eight twenty nine அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஜெனட்டாக நல்லா டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் வந்து நமக்கு கால் ஜெனட்டாக இருக்க முன்னாடி எப்படி இருக்குது கால் ஜெனட்டானா கேண்டலுடைய கலர் எப்படி மாறும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு தான் இந்த வீடியோ வந்து நம்ம கால் ஜெனட்டாக இருக்க முன்னாடி வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ நடந்து முடிஞ்ச காலை காட்டாமல் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது அதாவது எப்படி ஒரு கால் வந்தால் எப்படி இருக்கும் கேண்டில் கலர் எப்படி மாறும் என்ட்ரி பாயிண்ட் என்ன என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் buy at five eight twenty nine அதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so five eight twenty நைனில் வந்தது ஃபஸ்ட் டாரட்டாக இப்போதைக்கு நமக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா five eight forty three point fifty seven so five eight forty four ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் கிட்ட இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து தருதா மூவ்மெண்ட் தந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அது கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நமக்கு நல்லா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் ஆகையில் நமக்கு பா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி நைனில் வந்த பைக்கால் ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் மூமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு இன்றைக்கி பைக்கால் ஜெனரேட் ஆகி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஈவினிங்கில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து கிடச்சி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கே ஒரு சப்போர்ட்டிவ்காண்டி அதாவது டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அதிலே வரும் கால்ஸ் வரும் கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இதை பார்த்தோன்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைனும் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி கேண்டில் கலர் பார்த்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய இதுவாக இருக்கும் ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க பார்க்கும்போது வர கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ